அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம க்ரூட் ஆயில்ல ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபிஃப்டீன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லோவாக ஸ்டெப் ஸ்டெப்பாக டவுன் சைட் இப்போ இறங்குச்சு இறங்கினதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்குன்றனால நமக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at nine two six five அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழகாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் பண்ணி என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாமா எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே கெயின் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும் ஸோ இதில் உங்களுடைய வேலைன்றது ஒன்றுமே இருக்காது ஜஸ்ட் இந்த வீடியோ இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதே எப்படி நீங்கள் உங்களுடைய நார்மல் கேண்டிஸ்டிக் சார்ட் பார்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை பார்த்துட்டு இருப்பீங்க இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு வரும் அதுவும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலுடைய கலர் வேற சேஞ்ச் ஆகிட்டு வரும் ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலரை மாற்றிடும் பைட்ரன்னா க்ரீன் கலர் செல்ட்ரன்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் அதனால் நீங்கள் சும்மா பார்த்துட்டு தான் இருப்பீங்க அதில் வர்ற கால்ஸை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதில் செல் கால்ன்றனால நமக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at nine two six five அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் குறிய லைன் நமக்கு இப்போ ரொம்ப அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போகுது ஃபைவ் பாயிண்ட் மேலே ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி எடுக்கலாம் அடுத்து கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா first target second target line மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இதில் ஃபஸ்ட் டாரட் என்னன்னா நைன் டூ ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து ஷோ பண்ணுது இந்த twenty four point break out கொடுக்குதா அது கொடுக்குறக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து செல் கால் ஜென்ரேட் ஆனது அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போகுது ட்ரெண்ட் எப்போ அப்படியே டவுன் சைடு இறங்கி எப்போ மார்க்கெட் ரீச் ஆகுதா டார்கெட் ரீச் ஆகுதா இல்லை அப்படியே ட்ரெண்ட் மேலே போனபடி ஸ்டாப் லாஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மார்க்கெட் மேலே போனாலும் ஸ்டாப் லாஸ் டச் ஆகவே இல்லை அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே டவுன் சைடு இறங்குச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் பேக் சைட் மொமெண்டம் இருந்தாலும் அதுக்கப்புறம் டவுன் இறங்கினதில் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் நல்ல டவுன் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபஸ்ட் அஸ்டாரட் ரேஞ்சு ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிட்டு nine two thirty four thirty த்ரீன்னு இந்த மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு குரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிடச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு மார்க்கெட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ஒரு ஓன் ட்ரேட் பண்ண முடியும் அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப்